ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி வந்து ராகியில் கார ரெண்டு வகையில் செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து ஒரு வானல் வச்சுருக்கேன் அடுப்பான் பண்ணிக்கலாம் இதுக்காக நான் ரெண்டு கப் மாவு எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் மாவு எடுத்தாச்சு இதை வந்து நான் நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேங்க இப்போ ராகி மாவு நல்லா வறுத்துருச்சுங்க நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தாச்சு இப்போ நான் இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறேன் அடுத்து ஒரு வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நான் இதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் இப்போ சூடாயிடுச்சு இதில் நான் கடுகு சீரகம் கொஞ்சம் கடலைப்பருப்பு செவந்து வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இதை நல்லா போட்டு நான் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் ராகி மாவுக்காக கொஞ்சம் பெருங்காயம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இது கூட இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுலேயே நான் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் போட்டுட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ இது கூட நான் கொஞ்சம் அரை மூடி தேங்காயில் அதில் பாதி தேங்காய் எடுத்து இதுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் வறுத்து வச்சுருந்தேங்களா அதில் வந்து ஒரு கப் மாவு வந்து தனியாக பவுலில் எடுத்து வச்சுட்டேன் இந்த வெங்காயம் வதக்கினது எல்லாமே இது கூட சேர்த்துக்கிறேன் இதை சுடுதண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு மாவு கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நான் சேர்த்து கலந்துக்க போகிறேங்க கலந்துட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டேன் இதெல்லாம் பிடிக்க வருது இப்போ நாம் வந்து கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நான் இட்லி பிளேட் எடுத்து அதில் நான் வந்து சின்ன சின்னதாக பிடிச்சி நான் வச்சுக்க போகிறேன் நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருக்க இந்த தட்டெல்லாம் வந்து இதுக்குள்ளே வச்சு ஆவியில் வேக வச்சு வச்சுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்ம இந்த கொழுக்கட்டெல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம் நான் வேக வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் வெந்திருக்கு இப்போ நான் வந்து வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து குட்டி குட்டி கொழுக்கட்டை வந்து கார கொழுக்கட்டை பண்ண போகிறோம் அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா இன்னொரு கப் மாவு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொடுக்கட்டைனாலே தேங்காய் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் அப்படி தேங்காய் இல்லாத பட்சத்தில் தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கு நல்லா கலந்துட்டு இந்த தேங்காய் மாவு கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா இதுக்குள்ளே துடு சுடு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு பிடிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு பிசைஞ்சிக்கலாம் நம்ம தண்ணி சூடாக விடும்போது மாவு நல்லா வென்றோம் ஏற்கனவே மாவும் நல்லா வறுத்து வச்சுருக்கு நம்ம நாம் சுடுதண்ணி ஊற்றி அந்த மாவு நல்லா வெந்துருங்க ராகி மாவு வேகலையோ அப்படின்ற அந்த பயமே இருக்காது நல்லா பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஒன்றோட ஒன்றா கலந்து வந்துடுச்சு நல்லா பிடிச்சி விடுற அளவுக்கு வந்திருக்கு இப்போ நான் முதல்ல கொஞ்சம் கொழுக்கட்டை செஞ்சோம் இல்லைங்களா அந்த இட்லி பிளேட்டையே எடுத்து போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து நான் குட்டி குட்டி உருண்டையை ஒட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் இந்த உருண்டைகளை வந்து குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கிட்டேன் இதை நான் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து இந்த இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க புழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ எனக்கு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாயை வச்சுட்டு கடாய் சூடதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்க போகிறேன் கடாய் சூடாகிடுச்சு இதுக்கு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் கொஞ்சம் சேர்த்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் சூடாததுக்கப்புறமா கடுகு சீரகம் கடுகு சீரம் புரிஞ்ச உடனேயே வெங்காயம் வந்து ஸ்லைஸும் நல்லா வச்சு வச்சுருக்கேன் ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை வந்து அதில் போட்டு வதக்கிக்கலாம் இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கும் போது பெருங்காய பொடி போட்டுக்கலாம் இப்போ நான் இதில் நல்லா வெங்காயம் வந்து கலர் சேஞ்சாகி வதங்கி வந்திருக்குங்க இதுக்கு நான் இது கூட காரம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் உப்பு உப்பு வந்து ஏற்கனவே கொழுக்கட்டைக்கு பிசையும் போது கொஞ்சம் போட்டுருது இப்போது வெங்காயத்துக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே பரட்டி விட்டுக்கலாம் அப்போ தான் மிளகாத்தூளோட பச்சை வாசமும் போகும் இதுக்கு நாம் தேவைன்னா இட்லி பொடி கூட கடைசியாக எடுத்துக்கலாம் இட்லி பொடியோ கருவேப்பிலை பொடியோ குழம்பு பொடியோ இதையோ ஒன்று எடுத்துக்கலாம் நான் இப்போ மிளகாத்தூள் தான் வெறும் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசமும் போயிடுச்சு இப்போ நான் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையில் இதில் போட்டுருக்கேன் இதில் போட்டுட்டு நான் மாவில் சேர்த்தும்போது தேங்காய் கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன் இப்போ இது கூட தேங்காவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இது பரட்டி விட்டோம்னா இந்த கொழுக்கட்டையும் ரெடிங்க நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து இந்த குட்டி குட்டி கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்